சோம்பேட்டுங்கிற ஒரு கிராமத்துல ஜெகதீஷ்ங்கிற பேர் கொண்ட ஒரு ஆளு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தான் ஜெகதீஷோட பையன் மல்லேஷ் நகரத்துல கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்தான் மல்லேஷ் தன்னோட படிப்பை முடிச்சிட்டு தன்னோட கிராமத்துக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தான் அந்நேரத்தில் அவனை அழைச்சிட்டு போக ஜெகதீஷ் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்தான் அட வாப்பா வா எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா உன்னோட படிப்பெல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு போல இருக்கு அடுத்ததான் நீ என்ன பண்ணலான்னு நினைக்கிறப்பா அப்பா நான் ஒன்றும் மற்றவங்க மாதிரி வேலைக்கு போகலான்னு நினைக்க மாட்டேன் நான் சொந்தமா எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்புறம் என்ன மாதிரி ஒரு பத்து பேருக்கு வேலை போட்டு கொடுக்கலான்னு இருக்கேன் தம்பி அதுக்காக நமக்கு நிறைய பணம் தேவைப்படுமேப்பா நீ ஒரு வேலை செய் நாளைக்கு நம்ம கிராமத்துல பேங்க் மேனேஜரோட ஒரு மீட்டிங் இருக்கு அவரு கிராமத்து ஜனங்களுக்கு விதவிதமான லோன்களை கொடுக்கிறாரு அதனால நீயும் அங்கே போய் லோனை பத்தி விசாரிச்சு பாருப்பா ஜெகதீஷ் சொன்ன மாதிரி மல்லேஷ் அந்த மீட்டிங்காக கிளம்பி போயிட்டான் கிராமத்தோட ஒரு சென்டர்ல லோனுக்கான கேம்ப்பு நடந்துகிட்டு இருந்துச்சு கிராமத்துல இருக்கிற ஜனங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அங்க போனாங்க அந்த நேரத்துல ஒரு பெண்மணி மேனேஜர் சார் எனக்குன்னு ஒரு சின்ன கடை இருக்கு நான் இந்த கிராமத்துல ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு அதுக்காக ஒரு பத்து லட்ச ரூபாய் லோன் தேவைப்படுது உங்க ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா லோன் கிடைக்கும் ஆனா பேங்க்ல அடமானம் வைக்கிறதுக்காக ஏதாவது ஒண்ணு வேணும் என்கிட்ட எங்க வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா சரிம்மா கண்டிப்பா உனக்கு லோன் கிடைக்கும் அடுத்தது வேற யாரு யாருக்காவது லோன் வேணுமா சார் என்னோட பேர் மல்லேஷ் நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் நான் ஒரு ஆக்சிஜனோட பிளான்ட் ரெடி பண்ணலான்னு இருக்கேன் நான் படிச்சதுல இருந்து ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது இந்த கிராமத்துக்கு பக்கத்துல எந்த ஒரு ஆக்சிஜன் பிளான்ட்டுமே கிடையாது ஒருவேளை நான் இந்த கிராமத்துல ஒரு ஆக்சிஜன் பிளான்ட்ட ஓபன் பண்ணா அக்கத்து பக்கத்துல இருக்கிற எல்லாம் ரொம்ப ஈஸியா ஆக்சிஜன் சப்ளை பண்ண முடியும் சார் மல்லேஷ் சொன்ன ஐடியாவை கேட்டு மேனேஜர் சிரிக்க ஆரம்பிச்சாரு <laughs> ஆக்சிஜனுக்கான பிளான்டா அட மூச்சை நல்லா இழுத்து விட்டாலே ஆக்சிஜன் தானா கிடைக்கும்பா அட போப்பா வியாபாரம் பண்றதுக்கான ஐடியா இருந்தா மட்டும் சொல்லு மேனேஜர் சொன்ன வார்த்தையை கேட்டு எல்லாரும் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் மல்லேஷும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் வீட்டுக்கு போயிட்டு தன்னோட அப்பா ஜெகதீஷ் கிட்ட அவன் பணம் வேணும்னு கேட்டான் அப்பா ஒருவேளை உங்களுக்கு என்னோட ஐடியால நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கப்பா நான் கண்டிப்பா ஒரு அற்புதமான வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன் பாருங்க அப்படி சொன்னதுமே ஜெகதீஷ் தன்னோட வீட்டை வித்துட்டு மல்லேஷ் கேட்ட பணத்தை ஏற்பாடு பண்ணாரு அப்புறம் மல்லேஷ் ஆக்சிஜன் பிளான்ட்டுக்கான வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டான் அவன் தன்னோட அப்பா ஆட்டோலயே ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை சப்ளை பண்ண ஆரம்பிச்சான் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் கொரோனா வைரஸ்ங்கிற ஒரு அதிபயங்கர வியாதி ஒட்டுமொத்த உலகத்திலையும் பரவ ஆரம்பிச்சது அப்புறம் சோம்பேட்ல கூட ஆக்சிஜன் குறைபாட்டால நிறைய பேர் இறந்து போக ஆரம்பிச்சாங்க அப்பா கொரோனா வைரஸ் காரணத்தால ஆக்சிஜன் டிமாண்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு ஏராளமான ஜனங்க இப்போ இறந்து போயிட்டு இருக்காங்க அதனால நாம நம்மளோட ஆட்டோலயே ஒரு சிலிண்டரை பிக்ஸ் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம் ஆட்டோவிலேயே வியாதியால் அவஸ்தப்படுறவங்களுக்கு நாம உதவ முடியும் அப்படி நாம ஏராளமான மக்கள் உயிரை காப்பாற்ற முடியும் அப்படியே மல்லேஷும் ஜெகதீஷும் சேர்ந்து ஏராளமான ஜனங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்து அவங்க உயிரை காப்பாத்தினாங்க அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதும் அரசாங்கம் மல்லேஷுக்கு என்டர்பிரினர் ஆஃப் த இயருங்கிற அவார்டை வழங்கினாங்க அதோட பேங்க் மேனேஜர் தேடி வந்து மல்லேஷுக்கு ஒரு கோடி ரூபாய் லோனை கொடுத்தாரு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு மல்லேஷ் ஒரு மிகப்பெரிய ஆக்சிஜன் ஃபேக்டரியை ஆரம்பிச்சிட்டான்